வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்றனால கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy at thirty eight thousand sixty nine point nineteen வந்திருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன்ட்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு எபோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்கும் two green lines first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆரட் என்ன சொல்லுதுன்னா thirty eight thousand hundred and sixty five point டென்னை வந்து மார்க் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு தேர்ட்டி எயிட் செவன்ட்டியில் வந்திருக்க இந்த buy call thirty eight one sixty five break out பண்ணுதா அப்படின்றத தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டென் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஜெனரேட் ஆச்சு ஸோ அப்போ ஜென்ரேட் ஆன இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகிட்டே வந்ததில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படி கூட சொல்லலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு டூ த்ரீ டேஸாகவே ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஸோ அதே இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த டுவெல் கிளாக் கிட்ட வந்து பைக்கால் பார்த்துட்டோம் ஸோ டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஆஃப்டர் டுவெல் பிஎம் நமக்கு வந்து என்ன கால் ஜென்ரேட் ஆகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly option so நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற option thirty seven thousand five hundred call option so இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மணி ஆப்ஷனில் நமக்கு ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஃபைவ் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன்ட்டியில் பை பண்ணலான்ட்டு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பைங்கிற பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போயிருக்கு அடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆனதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் போச்சு அகெயின் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது சிக்ஸ் தேர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீச் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இந்த மணி ஆப்ஷனில் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துச்சுன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் அந்த சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர் ஆகும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலராகவும் சேஞ்ச் ஆகும் அடுத்து அது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான் அந்த அந்த இருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் sell at thirty eight thousand எயிட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line first target பார்த்தீங்கன்னா thirty seven thousand nine eighty ஃபைவ்னு காட்டுது ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டியில் வந்திருக்க sell call thirty seven nine eighty ஃபைவை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நம்ம கிடச்சிருக்க ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் கால் தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மெயினாக அந்த டுவெல் பிஎம் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது அனதர் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஒன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பிய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த ஃபாரின் குளோபல் இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது அதனால் இப்போ கிடைக்கிற மொமெண்டம் மூவ்மெண்ட்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டியில் அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னுக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டீனுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினி சார்ட்டில் பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் நடந்தது பார்த்துட்டோம் அடுத்த ஆப்ஷனும் பார்த்துடலாம் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்னிங் பார்த்த ஆப்ஷன் தான் thirty seven five hundred call option oh call option பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு செல் கால் வந்துட்டு இப்போ த்ரீ செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது நம்ம செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை புட் ஆப்ஷனில் எடுத்து பை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆப்ஷனுடைய பெனிஃபிட்டே வந்து அதுதான் அட்வான்டேஜ் அதுதான் ஸோ நம்ம வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாற்றி மாற்றி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் பை பண்ணி ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெய்லி இந்த சார்ட் பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்களே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ